சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம் ஸோ ஒரு அற்புதமான ஒரு பகுதி இது கிட்டத்தட்ட தீவு மாதிரி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல்கள் சூழ்ந்து இருக்கு அழகான இறைவனின் படைப்பு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் தான் நம்ம வருகின்ற பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பு நேரடி தீட்சை பரம்பொருள் யோகத்தினுடைய நேரடி தீட்சை எனது கைகளாலேயே உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் வகுப்பு கிளாங் அப்படின்ற பகுதியிலும் ஒரு நாள் வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ வாட்ஸ்அப் அனுப்பியோ இல்லை கீழே இருக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் லாஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே நாங்கள்லாம் வந்து அட்டன் பண்ணோன்னு இருந்தோம் பட் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு ஸோ தயவு செஞ்சு இந்த டைம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம் பெனாங்கிலையும் பதினொன்றாம் தேதியும் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி செப்டம்பர் கிளாங்கிலையும் இரண்டு வகுப்புகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இரண்டுமே ஒரு நாள் வகுப்புகள் ஓகே இப்போ மெய்யியல் சார்ந்த விஷயங்களில் ஆன்மீக கோட்பாடுகளில் எந்த யோக பயிற்சி செய்தாலும் சரி எந்த விதமான ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு வந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு முன்னாடி இருந்த சித்தர் பெருமக்களும் சரி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குருமார்களும் வழிகாட்டிகளும் சரி சித்த வித்தியார்த்திகளும் சரி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமாக ஆன்மீக அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாது என்ன ஏன் என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு இப்போ ஒருத்தங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் நானும் வீட்டில் பயிற்சி பண்ணுறேன் என்னோட மனைவியும் வீட்டில் உட்காந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னோட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு வந்து வேற மாதிரியான அனுபவங்கள்லாம் வருது மிகப்பெரிய காட்சிகள்லாம் பார்க்குறாங்க பெரிய விஷயங்கள்லாம் அனுபவப்படுறாங்க நல்ல பரவச நிலைக்கு போகிறாங்க சில பல ஆற்றல்கள்லாம் வருது அப்படின்னா இப்போ கணவனும் அதே உத்வேகத்தோட தான் உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பார் ஆனால் மனைவி என்பவர் இப்படிலாம் எனக்கு அனுபவம் வந்தது அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லும்போது பாராட்டுவாங்க சில கணவர்கள் நல்ல விஷயம் நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அந்த கணவருக்கே மனம் என்பது வலிக்கும் ஏன் வலிக்கும்னா அது மனதினுடைய குணம் என்னதான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கணவனாக இருந்தாலும் என்னதான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல மனைவியாக இருந்தாலும் ஆன்மீக அனுபவங்களை நீங்கள் வெளியே ஷேர் பண்ணும்போது எவ்வளோ க்ளோஸான ஆளுகிட்டையும் ஷேர் பண்ணும்போது புரிந்து கொள்ளாதவர்களுக்கு பொறாமை என்பது அதிகம் இருக்கும் புரிந்து கொண்ட பக்குவமான ஆட்களுக்கே ஏக்கம் என்பது அதிகரித்துவிடும் ஏக்கம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இப்படி நடக்கலையே ஐயோ அவங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளோட அனுமதி இல்லாமையே நமது மனம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் எண்ணங்கள்னு சொல்றாங்க எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது அது இஷ்டத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் எண்ணங்கள் தாட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த தாட்ஸ் வரும்போது அதை நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால தான் ஆன்மீக அனுபவங்களை நிச்சயமாக வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு காரணம் இருந்தாலும் கூட இது வந்து கணவன் மனைவி கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது இல்லை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தால் தான் உங்களை நிம்மதியாக விடுவாங்க இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது உங்களால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு தெரிஞ்சுன்னா உங்கள் நிம்மதியை கெடுத்துருவாங்க இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ரெகுலராக வந்து அவருக்கு இந்த முடி வெட்டுறவங்க இந்த சவரம் செய்பவர்கள் வந்து சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் வரல போல பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு எங்க இன்னைக்கு அவர் வரலையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு இல்லைங்கய்யா இந்த மாதிரி அவங்களோட வீட்டில் இறந்துட்டாங்க அதனால இன்னைக்கு அவர் வரல அப்படின்னு இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல அப்படின்னு ஒரு குச்சி எடுத்துட்டு அவர் இருக்கும் இடத்தை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது வள்ளலார் அவ்வளோ பெரிய மகான் ஆற்றல் மிக்கவர் அட்டமாசத்துக்கு கை உண்ணவர் ஏன் அவர் சக்தினால அந்த வீடு கூட எங்க இருக்குன்னு பார்க்க முடியாதான்னு கேட்கக்கூடாது நீங்க காரணம் என்னன்னா எல்லா நேரத்துலையும் மகான்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலையிலேயே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பவரை பயன்படுத்திட்டே இருப்பாங்கலாம் கிடையாது தேவைப்பட்டா பயன்படுத்துவான் தேவைப்படலன்னு இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றான்னா சொல்ல போறாங்க இதுக்கு எதுக்கு பவர் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த ஆளும் வந்து இடத்த கொண்டு போய் காட்டுறாரு காட்டினோடனே இறந்த பிணம் வந்து கீழே இருக்காங்க ஐயாவை பார்த்தோன்னே அவர் வந்து கதறி அழுகிறார் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ணல அந்த குச்சி எடுத்து தற்றாரு இறந்த பிணத்தை தட்டினோட இறந்த பிணம் எந்திரித்து விட்டது எந்திரித்து விட்டதும் உயிரே பெற்று விட்டது இந்த தாந்திரிக் மெத்தடில் தந்திரா மெத்தடில் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் செத்த போனத்தை எழுந்திரிச்சு ஆட விடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செத்துடும் மிஞ்சி போனால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உயிர் இருக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இறந்து விடும் ஸோ இது என்னடா இது இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தோன்னா எல்லாரும் மிரண்டு போய் அரண்டு போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருக்குமே டவுட் வந்துருச்சு இது எப்படி பாசிபிள்னு அது ஒரு சின்ன விஷயம் தான் இது மொத்தம் பத்து விதமான தசவாய்க்கள் இருக்கு பிராணன் அபானன் ஞானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இதுல தனஞ்சயன்ற வாயுவை மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி ஒன்பது வாயுக்களை அதுவே கிரியேட் பண்ணிடும் அதான் டெக்னிக் இது எப்படி ஒரு குச்சியை தட்டினா தெரியுதுன்னா உங்களுக்கு பார்க்கறது தான் குச்சியை வச்சு தட்டுற மாதிரி இருக்கும் அவரோட உள்தன்மையில சங்கல்ப சக்தி அதிகமாக இருக்கும் போது அதான் வல்லல் பெருமான் சொல்லுவார் அருட்பெரும் ஜோதியை ஒருவன் புருவ மத்தியத்திற்குள் பிரகாசமாக கண்டுவிட்டான் என்றால் செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம் அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்பும் அப்படின்னு வந்து வள்ளல் பெருமான் சொல்வதற்கு உண்டான காரணமும் அதுதான் இவருக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவரால் இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்ச உடனே அடுத்து இறந்த பிணத்தை எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து என என் வீட்டுக்காருக்கு உயிர் கொடுங்க என் பொண்டாட்டிக்கு உயிர் கொடுங்க அவன் இறந்துட்டா அவன் நேத்து செத்துட்டா என் சொந்தக்காரருக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறம் குறிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரல அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு சொல்ல வர விஷயம் இதுதான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதை அடுத்தவனுக்கே சொல்லாம அடுத்தவனுக்கே தெரியாம அவனுக்கு நல்லது பண்ணணும்ன்றதான் நம்ம நோக்கம் நல்லது பண்ணிட்டு நீங்க வாட்டுக்கு போயிடணும் அங்க போய் உட்காந்துட்டு எனக்கு அது தெரியுமா இது தெரியுமா என்னால இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னா உங்களுக்கு நிம்மதியாக உங்களை இருக்க விட மாட்டார்கள் நெற்றியில் பார்க்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை கடந்து அந்த அருட்பெரும் ஜோதியோடே நீங்கள் சென்று ஐக்கியமாகி விட வேண்டும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நெற்றியில் உங்களுக்கு தோன்றுகின்ற புருவ மத்தியத்திற்குள் தோன்றுகின்ற அந்த புதம்பை சித்தர் என்ன சொல்லுவாருன்னா அண்டத்திற்கும் அப்பால் அண்டம்னா இந்த பால்வழி அண்டம்லாம் தாண்டி இருக்கக்கூடியது பல அண்டங்களை கடந்து இருக்கக்கூடிய அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடர் அப்படிங்கிறார் அகண்ட சுடரை பிண்டத்தில் காண்பாயடி குதம்பாய் அப்படின்னா என்ன அண்டத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய அகண்ட சுடர்னா அதனுடைய அளவீட வர்ணிக்கவே முடியாது அவ்வளவு அகண்டு பறந்து விரிந்து இருக்கிறது அந்த சுடர பிண்டத்தில் தான் இந்த இந்த உடம்பிற்குள் எங்க புருவ மத்தியத்திற்குள் நீ காண்பாய் அடி குடம்பாய் அப்படிங்கிற அதே தான் வள்ளல் பெருமானு சொல்ற இதை பண்ணுங்கிற அதை பண்ணுங்கிற புருவ மத்தியத்திற்குள் நீ அருட்பெரும் ஜோதியை பார்த்தாயா அவர் கேட்கக்கூடிய விஷயமே அதுதான் அதே மாதிரி நெற்றிக்கன் இருக்கு இதை எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள் தொடர்ந்து இவர் பேசக்கூடிய விஷயமா தான் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணி இப்போ நம்ம பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும் பரம்பொருள் யோக பயிற்சி என்பது உயிர்நிலையை கடந்து ஆன்மா வந்து மிக உயர்ந்த ஆன்ம லாபத்தை அடைகிறதுக்கு உயர் ஆற்றல்களை பெறுவதற்கு பிறவியின் சுழற்சியிலும் தப்பிப்பதற்கு போக இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும் நெற்றிக்கண்ணை திறப்பதற்காகவே ஒரு தனி பயிற்சி வந்து ஒன்று நான் அதை ரெகுலராக செய்து கொண்டே வரும்போது நெற்றிக்கண் என்பது விரைவில் திறந்து விடும் சரி இதை ஏங்க நீங்கள் ஓப்பனாக இதிலே சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே இவ்வளோ சொல்கிறீங்க இதை ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இவ்வளோ சொல்கிறதுக்கு எனக்கு இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை பட் என்னன்னா ஒரு சில பயிற்சிகள்லாம் மிக மிக மிக மிக மிக மிக மிக மிக கவனத்துடன் செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா இது உயிருக்குண்டான பயிற்சி ஜஸ்ட் லைக் தட் நான் ஏதோ சொல்றேன்றக்காக சொல்லிட்டேன்னா நான் நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா உடல் அளவுல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் உடல் அளவுல மாற்றங்கள் ஏற்படும் போது சரியான ஆட்கள் இருக்கணும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல அப்படின்னா உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா சோகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் உடல் அளவில் வாய்ப்பு உண்டு அதனாலதான் எப்பயுமே ஒரு சரியான வழிகாட்டி இல்லாமையோ இல்லை வந்து சரியான குரு இல்லாமையோ நம்ம எந்த விதமான சக்தி வாய்ந்த பயிற்சியை நாம் மேற்கொண்டாலும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் வழிகாட்டி இருக்கிறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஸோ அதனால தான் இதில் நீங்கள் இறுதியாக தெரிந்து கொள்வது என்ன எந்த விதமான அனுபவங்கள் நீங்கள் பெற்றாலும் கூட பயிற்சி செய்து எந்த விதமான அனுபவங்கள் வந்தாலும் கூட அதை நிச்சயமாக நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது ஒரு சில பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இம்ப்ரெஸ்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படி இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது ஒரு சில உண்மையை சொன்னா தான் அவன் நல்ல பாதையில வருவான் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்களுக்காக பெரிய பிரம்ம ரகசியங்களை சொல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவை குட்டி குட்டியான விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும் அந்த இம்ப்ரெஷன்ல அதை அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த பாதைக்கு கொண்டு வரும் ஸோ பெரிய அனுபவங்களை ஷேர் பண்ணாதீங்க ரொம்ப சின்ன சின்ன அனுபவங்கள் அதுவே அவங்களுக்கு பெருசா தெரியும் இந்த ஒரு அனுபவம் வந்ததுனாவே அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பயிற்சி பரம்பொருள் யோகம் பயிற்சி நீங்க வாங்கின பரம்பொருள் யோகிகளாக இருந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேற எந்த யோகிகளாக இருந்தாலும் சரி உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு ஒரு அனுபவம் வருதுன்னா நாளைக்கு அந்த அனுபவம் வராமல் கூட போகும் வாழ்நாள் வரைக்கும் அது வராமல் கூட போகும் அதுக்காக ஐயோ அந்த அனுபவம் வரலையே அந்த அனுபவம் வரலன்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு ஒரு அனுபவம் வரும் நாளைக்கு ஒரு அனுபவம் வரும் அனுபவமே வராமல் இருக்கிறது மிக சிறந்த அனுபவமாக இருக்கும் அனுபவத்தை எது அனுபவிக்கிறது மனம் அனுபவிக்கிறது மனமற்ற நிலைக்கு போயிட்டீங்கன்னா எங்க அனுபவம் வரப்போகுது ஸோ எது வந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கங்க அந்த பிளிஸ்லயே இருங்க அந்த ஹாப்பினஸ்லயே இருங்க ஆனால் இதுதான் எனக்கு சிறந்தது இதுதான் வேணும்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது ரெண்டாவது யோக சித்தி என்பது சீக்கிரம் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் பயிற்சியில் உட்காரும் போது நான் ஏதோ பெரிய தவ யோகி இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணலாம் உட்கார மாட்டேன் இறைவா குருவே உட்கார்ற வரைக்கும் என் வேலை உட்கார்ந்து முத்திரை பிடிச்சி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நீ தான் வழிநடத்தி கொண்டு போகணும் மொத்த குண்டையும் தூக்கி அவர் தலைமையில போட்டுரும் அவர் தான் பாத்துக்கணும் இது ஒன்று ரெண்டாவது இந்த பயிற்சி மூலியமாக எந்த அனுபவம் கிடைச்சாலும் சரி எந்த அனுபவம் கிடைக்கலனாலும் சரி எல்லாத்துக்கும் நான் தயார் இது ரெண்டு மூணாவது நான் பயிற்சி பண்ண பண்ண பண்ண பண்ண எனக்கு உண்டான எந்த விஷயமும் எனக்கு தெரியாது இறைவா உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்ற மாதிரியே தான் பயிற்சியில் உட்காருவேன் நேற்று ஒரு மணி நேரம் உட்காந்து இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் உட்காரணும்ன்ற அந்த கம்பேர் அந்த கம்பாரிசனுக்குள்ளேயே என்னோட மென்டாலிட்டி போகாது ஏன்னா கம்பாரிசனுக்குள்ள போயிடுச்சுனாவே மனம் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் ஆல்ரெடி மனசை ஒடுக்கி மனதை அடக்கி மனதை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பயிற்சி ஸோ அதை கடந்த நிலைக்கு நீங்கள் போகணும்னா இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக பயிற்சி செய்தே ஆக வேண்டும் மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குருவே சரணம் முன்னரே வந்து இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தியிருந்தோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது அது என்னென்னா இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க பட் கிரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம் உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம் நன்றி